ശങ്കരി அம்பசன் தெரிதிவே அம்பசன் தெரிதிவே அம்பசன் தெரிதிவே அம்பசன் தெரிவே அம்பசன் தெரிவே அம்பசன் 东北。

அம்பசன் கட்ட மூட்டி சுக இங்க வரும் நாரில கட்ட மூட்டி இங்க வரும் நாரில கட்ட மூட்டி இங்க కనకాద్రి సదీన చహరను కనకాద్రి సదీన చహరను ಸ್ತನಕಾರಿ ಮುದುವಿನು ಭಜನ ಜಯು ಸ್ತನಕಾರಿ ಮುದುವಿನು ಭಜನ ಜಯು